குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஜென்ரலாக ஒரு சில இந்த பிஸ்னஸ் பீப்புளாக என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது ஒரு சில விஷயம் கேட்குறாங்க மெயில் அனுப்புகிறாங்க சார் தொழிலில் ரிஸ்க் எடுக்கலாமா சார் அப்படின்னு தொழிலில் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது டே நீ இன்னும் லூஸா அப்படின்னு கேட்குறீங்களா விஷயம் இருக்குது கவனிங்க எப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு தொழிலை பற்றி ஏ டு செட் கிளியராக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சுன்னா தாராளமாக அப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அது உங்களை பாதிக்கவே பாதிக்காது அந்த தொழில் என்ன ஏதுனே தெரியாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா மாட்டிப்பீங்க அவ்வளோதாங்க விஷயம் இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்லணும் அப்படின்னா நல்லா கவனிங்க இப்போ நான் ஒரு சினிமா ஒன்று எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க சினிமானா என்ன டைரக்ஷன்னா என்ன டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்னா என்ன என்னை டிஸ்ட்ரிபியூஷன் சைடு எப்படிலாம் ஏமாற்றுவாங்க தேட்ரிக்கல் கொண்டு போனால் எப்படிலாம் கொண்டு போகணும் எப்படி ப்ரமோஷன் பண்ணணும் ஒரு கதை எவ்வளோ முக்கியமானது அதில் என்ன தியரி என்ன சொல்லுது ப்ராக்டிக்கல் தியரி என்ன சொல்லுது ரீசெண்டாக என்ன ஹீரோக்கு என்ன மார்க்கெட்டு என்ன மாதிரி ஹீரோயின் போட்டால் ஓடும் ஓடாது அவங்களோட கடைசி படத்தை படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ அதோட கிராஸ் எவ்வளோ அது கரெக்டாக செட்டில் பண்ணாங்களோ அதை கொண்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன மாதிரி கேரக்டரில் இருக்கார் அவருடைய சூழ்நிலை இதுக்கு முன்னாடி படம் லாஸாக இருக்கிறனால இப்போ நான் என் படத்தை கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லாஸுக்கு இதை பேர் பண்ணுற மாதிரி ஆகி கடைசியில் நமக்கு பணம் வருமா இவ்வளவு விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்போ இப்போ நான் ஒரு இருபது கோடி ரூபா கொண்டு போகிறேன்னா தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய அனுபவம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கே தெரியும் நூறு சதவீதம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் வேறு யாரும் உங்களுக்கு சொல்லவே வேணாம் நீங்கள் சரியாக பண்ணுறீங்களா இல்லையான்றது உங்கள் மனசுக்கே கேளுங்க உங்கள் மனசே கரெக்டாக சொல்லுவோம் பச்சையாக சொல்லி கொடுத்துரும் டே இன்னும் நீ தயாராகலை டெய் நீ தயாராகிட்ட இது அதுவே சொல்லும் உங்கள் மனசில் இன்னும் ஒரு பயம் ஒரு இது இருக்குன்னா ஐயோ இன்னும் நம்ம நமக்கு இது தெரியலையா அது தெரியலையா மாட்டிப்பீங்க நீங்கள் அப்போ என்ன முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஞானம் அது ஞானம்னா அந்த ஞானம் சினிமா சம்மந்தப்பட்ட ஞானம் சினிமாவுக்கு இதுதான் சமையலுக்கு இதுதான் எந்த தொழில் எடுத்திங்கனாலும் அதுதான் <coughs> அதை பற்றி ஏ டு செட் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இது இங்கே ஸ்டார்ட் ஆகி இப்படி போய் இப்படி தான் முடியுன்றதை தெளிவாகிக்கங்க அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் இதில் இன்னொன்று இருக்குங்க இவ்வளோ தெளிவாக இருந்தீங்கனாலும் இறைவனோட கணக்கு வேறையாக இருக்குது விதி வேறு மாதிரி இருக்குன்னா அது வச்சு செய்யுங்க அது வேறு மேட்ரு அது அதுக்கு எல்லாம் வேறு சில வழிகள் இருக்குது அதை நான் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல இதை புரிஞ்சுங்க ரிஸ்க் எடுக்கலாமானா எடுக்கலாம் அதை பற்றி ஏ டு செட் தெரிஞ்சிருக்கணும் இடையில எங்கேயாவது பிசுறு இருக்குது எனக்கு தெரியல இதில் ஏதோ டவுட் இருக்குன்னா மாட்டிப்பீங்க ஸோ இப்போ சொல்லுங்கள் ரிஸ்க் எடுக்கலாமா ரிஸ்க் எடுக்கக்கூடாது ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ரிஸ்க் எடுக்கலாம் எப்போ ரிஸ்க் எடுக்கலாம் ஏ டு செட் தெரியும் போது ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது எப்போ ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதை பற்றி எங்கேயாவது ஒரு சின்ன பிசுறு இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணுங்கள் அதை கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிஸ்க்கே எடுக்கணும் இல்லாட்டினா ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற வார்த்தையை மட்டும் வச்சு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க மிகப்பெரிய பஞ்சாயத்துகளில் முழிப்பீங்க பல உயிர்கள் போனதுக்கு உண்டான பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இதுதாங்க பேசிக்கான விஷயம் ரிஸ்க் எடுப்பது என்பது முக்கியமல்ல எப்போ ரிஸ்க் எடுக்கிறோம் எங்கே ரிஸ்க் எடுக்கிறோம் எதுக்காக ரிஸ்க் எடுக்கிறோம் இதனால என்ன பலன் இது இதை எடுத்தால் நம்மளை காப்பாற்றுமா எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு ஒருத்தருக்கா இத்தனையும் அனலைஸ் பண்ணணும் என்னப்பா எனக்கு தலையே சுற்று லூஸாக பண்ணின்னு கேட்காதீங்க வேறு வழியே இல்லை வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய காம்படிஷன் அவ்வளோ பெரிய உலகம் இந்த விஷயங்கள் தெரியலன்னா ரிஸ்க்கே தயவு செய்து எடுக்காதீங்க அதுக்கு நம்ம சும்மா கூட உட்காந்துக்கலாம் ஏன் சும்மா உட்காரலாம் அஞ்சு வருஷம் சும்மா உட்காந்து நீங்கள் டெய்லி மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கூட மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகாது ஆனால் ஒரே ஒரு தவறான முடிவு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பல கோடி ரூபா நஷ்டமாக்கி விட்டுறோம் குடும்பத்தை நடுத்தருவு கொண்டு வந்து விட்டுறோம் அது அத்தனைக்கு காரணம் என்ன அந்த ஒரே ஒரு தவறான முடிவு அதனால அந்த ஒரு தவறான முடிவை நீங்கள் எடுக்கவே கூடாது அதுக்கு நம்ம சும்மா கூட இருந்துக்கலாம் இப்போ சொல்லுங்கள் நிம்மதி முக்கியமாக ரிஸ்க் முக்கியமாக நிம்மதி தான் முக்கியம் அவ்வளோதாங்க ஞானம்